யாராவன் எங்கேருந்துரா வரா குறுக்க அந்த கௌசி வந்தான்னு சொல்லி சார்ஜர் வேறு பண்ணி சார்ஜர் போட்டுங்கிறான் எதுக்குள்ளா கையை விடுற இன்னும் அடா பாய் நான் நண்டு நல்லா உயிரோடு இருக்குது வெளில போகிறதுக்கு இதை வந்திருக்காங்க சரி நில்றா டான்ஸ் ஆடாத இதுதான்டா டான்ஸ் சதீஷ் அதான் ஏதோ சொல்ல வரோம் அது என்னங்க எனக்கு புரியல சுத்தமாக வாய்ஸ் கேட்டால் தான் சிரிப்பு சிரிப்பாக வருது நம்ம வியூவை பார்த்தா கூட சிரிப்பு வரல என்ன சோக கதையா ஓகே என்னடா இது என்ன வகையான ஜீவன்டா இது கோமலி காலு போச்சா போடு என்னடா அங்கடிச்சா இங்க ஓடிது சல்லி சல்லியான்னு ஒரு என்னடா இது ஹார்ட் இல்லை லேப்டாப் என்னடா அப்படி என்னடா டிவைஸ் இது அடப்பா என்னன்னு தெரியல